கஜினி முகமது பற்றி குறிப்பு எழுதுக யாரு கஜினி நம்மளுக்கு தெரிஞ்ச கஜினி வச்சு எழுதுவோம் கஜினி மூவி ஆக்டர் சூர்யா நடித்துள்ளது முகமது எனது பக்கத்து வீட்டுக்காரர் கஜினி படம் சன் டிவியில் அதிக முறை போட்டிருந்தாலும் நான் ஐந்து முறை மட்டுமே பார்த்துள்ளேன் முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு சாரி ஃபார் தி பிரேக் ஆனா இது வணக்கம் மகளே வெல்கம் பேக் டு இது புதுசாக இருக்குது நான் உங்கள் டிஜே டுடே நம்ம வந்து இன்றைக்கி என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோன்னா நம்ம கிட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து ஃபன்னியாக வந்து ஆன்சர் எழுதியிருப்பாங்களே ஸோ அதுக்கான மீமோட ரியாக்ஷன் தான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்னடா கண்டென்ட்டே கிடைக்காம எந்த பக்கம் வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க ரொம்ப நாளாக ஆசை இருந்தது மொத்தமாக எனக்கு ஆசை இருந்தது இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸாம்பிள் உட்காரும்போது வந்து கேள்விக்கு ஆன்சர் தெரியலனா இல்லை கேள்வியே தெரியலனா கூட நம்ம உட்காந்து வந்து கதை எழுதுவோம் நான்லாம் பயங்கரமாக கதை அடிப்பேன் எது என்ன வருது என்ன தெரியுதுலாம் தெரியாது அச்சு விடு அவன் பாட்டுக்கு முன்னாடி நம்ம படித்த சீனியர்லாம் வந்து ஒன்று சொல்லிட்டு போயிருப்பாங்க ஏண்டா ஒரு பக்கத்துக்கு ஒரு மார்க்கு முப்பது பக்கத்துக்கு முப்பது மார்க்கு தெரியுதோ தெரியலையோ கதை அச்சு விடு ஏதாச்சும் விடு எழுதி விடு கிறுக்கி விடுன்னு சொல்லுவாங்க நம்மளும் அதை நம்பி எல்லாத்தையும் எழுதி விடுவோம் அறிவு வச்சுட்டு போவோம் இப்போ கிட்ஸ்லாம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க சில இதில் ஆன்சர்லாம் வந்து பயங்கரமாக வந்து எழுதியிருக்காங்க ஸோ அதுக்கான ரியாக்ஷன் வந்து பார்த்துடலாம் எட்டில் சரிப்பாது எவ்வளவு செங்குத்தாக பிரித்தால் எட்டில் பாதி மூணு உருக்காக பிரித்தால் ஜீரோவா அதுக்கு நம்ம மேத்ஸ் டீச்சரு ஆளு விடுறா சாமி எனக்கு யாரும் வேட்டு வைக்க முடியாது நானே வேட்டு வச்சுக்கிட்டு எப்படி வச்சிருப்பாளே எட்டு போட்டு பிரிச்சு ஹார்ட்வேரு சாஃப்ட்வேரை பற்றி டிஃப்ரென்ஸ் இது கேட்பாங்களா டிஃப்ரென்ஸ் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து இவர் எப்படி ஆன்சர் பண்ணியிருக்காருன்னு பாருங்களேன் hardware is hard software is soft hardware is where soft is also where so no different hardware is different soft software software is also different it's my hard it's very hard it's very soft. Hardware is not soft, software is ஆடு ரெண்டு வார்த்தையில எவ்வளவு பெரிய கருத்தை சொல்லியிருக்காங்க பேஜை பில் பண்றது இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா write this word alphabetical order ஏக்கு ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டரில் வந்து பண்ணுறாங்களாம் A E K D value e A E L U P e அடா பாவீங்களா use E S U royal A L O R Y is little confuse but I got it spirit what is wrong with you man I want give what ended in eighteen ninety six அதுக்கு நம்ம பையன் எயிட்டீன் நைன்டி ஃபைவ் ஆமாம் eighty what ended eighteen ninety சிக்ஸுக்கு எண்டட் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் நைன்டி ஃபைவ் தானே கரெக்டாக தான் நம்ம பைபிள் எழுதியிருக்கு why are you booking me I am right okay இது கொஞ்சம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க இந்த மீமை ஸோ இருந்தாலும் ரொம்ப நாளாக ஆசை இருந்தது படிக்கணும்னு படிச்சிருக்கேன் தமிழ் இலக்கியம் பற்றி எழுதுக தமிழ் இலக்கியம் மிகவும் பெரிய புத்தகமாக இருப்பதால் விலை அதிகமாக இருப்பதாலும் நான் அதை வாங்கவில்லை மேலும் தமிழ் இலக்கியம் பற்றி என் ஆசிரியர் நடத்தும்போது என் பாட்டி இறந்து விட்டதால் நான் அன்று வரவில்லை என்னாலும் எனக்கு தமிழ் இலக்கியம் தெரியாது ஆனால் என் வகுப்பில் படிக்கும் இலக்கியாவை பற்றி நன்றாக தெரியும் அவள் அழகை பற்றி வைரமுத்து அவர்கள் பாடிய பாடல் நினைவிற்கு வருகிறது அழகே பிரம்மனிடம் மனம் கொடுக்க போயிருந்தேன் நீ என் மனைவியாக வேண்டும் என்று இப்பாடல் இக்கால இளைஞர்களுக்கு உயிர் நாடியாக செயல்படுகிறது ஐயா வைரமுத்து அவர்களே நீங்கள் எவ்வளோ நல்ல நல்ல பாட்டுகளாக எழுதிருக்கீங்க நம்ம பையன் எங்கே கொண்டு போய் வச்சிருக்கோம் பாருங்க அந்த கருத்தை அதுக்கு அஞ்சு மார்க்கு அந்தங்காக்கா கொண்டக்காரி நான் பாட்டு எழுதுவேன் மாதிரி கவிதை கை தட்டுங்க ஆப்போசிட் குட்டுக்கு பேடு பிளாக்குக்கு ஒயிட்டு ஒரிஜினல் சைனா நம்ம பையன்தான் நம்ம பையன்தான் அதுக்கு பசங்க என்ன எழுதி is still confused why is got zero இதில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் சர்க்கிள் த ஸ்மாலஸ்ட் நம்பர் இதில் எது ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து கேட்குறாங்க நம்ம பையன் ஒன் டூ த்ரீ என்ன அறிவாளித்தனமான ஒரு கொஸ்டின்ஸ் ஆன்சர் சி ஆன்சர் அறுபத்தெட்டு பர்சன்டேஜ் இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தா எழுபத்தெட்டு பர்சன்டேஜ் எடுத்துருக்கலாம்ல இன்னும் கொஞ்சம் படிச்சிருந்தா எடுத்துக்க முடியாது இன்னும் கொஞ்சம் குடிச்சிருந்தா எடுத்துருப்பாங்க waste exam time is got me like waste potential me me சூப்பரா சூப்பரா சூப்பரா இருந்துச்சு இவனை பத்தி உனக்கு தெரியாதுமா சுத்த மக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் போயிட்டு தமிழ் எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கான் இங்கிலீஷ்ல கேள்வி கேட்டிருக்காங்களா அட்லீஸ்ட் தமிழ்ல எழுதிருக்காங்கள சுத்த அறிவு கட்டம் by last ten minutes answer exam exam all ஆமாம் இது எல்லாருக்குமே நடக்கிற ஒரு விஷயம் லாஸ்ட்டு பத்து நிமிஷத்தில் தான் வந்து அந்த ஒரு வருஷத்துக்கு படித்தது வந்து பத்து நிமிஷத்தில் எழுதுகிற மாதிரி நம்ம வந்து பண்ணுவோம் ஆனால் எழுதுறது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அதே தான் நம்ம பயணம் பண்ணியிருக்கான் what is heart attack heart attack is the attack and heart what is build blood fresh build blood fresh what is blood pressure blood pressure is the pressure of blood நம்ம எல்லாருமே ஒரு பண்ணுற இந்த லாஸ்ட்டு பத்து நிமிஷத்தில் நம்ம என்ன எழுத போகிறோம்னு எதுவுமே தெரியாமல் அந்த கொஸ்டினுக்கு வந்து ஏதாச்சும் ஒன்று எழுதி வைக்கணும் அட்லீஸ்ட் அரை மார்க்னா போடுவாங்களே ஏன் அந்த ஒரு கொஸ்டின் மார்க் ஏன் விட்ட ஐயோ அதை நீ அட்டன் பண்ணி தான் உனக்கு அரை மார்க்னா வந்திருக்குமே ஒரு மார்க்னா வந்திருக்குமே சொல்லிட்டு நம்மள ஏதாச்சும் ஒன்று எழுதி வைப்பாங்க சொல்லுவாங்களே அதே தான் நம்ம தலைவனை வந்து பண்ணியிருக்காப்புல இப்போ உருட்டுறம் இருந்திருக்கா வினிகர் ஏன்னா ஏதோ நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன மீம்ஸ்லாம் வந்து பார்த்தோம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய மீம்ஸில் வந்து நம்மளும் இந்த மாதிரி நிறைய பண்ணியிருப்போம் நீங்களும் பண்ணியிருப்பீங்க நான் நிறைய பண்ணியிருக்கேன் இதோட பயங்கரமாலாம் எழுதியிருக்கேன் சிறப்பான ஆள் <laughs> எழுதி விட்டடிச்சு மாட்டிலாம் இருக்குது நிறைய இருக்குது அந்த மாதிரி நிறைய சம்பவம்லாம் நடந்திருக்கு அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஏதாச்சும் ஒரு சம்பவம் இந்த மாதிரிலாம் ரிலேட்டடாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க நிறைய பேர் பார்க்குறீங்க பார்க்குறீங்க பார்க்குற நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் லைக் போட்டு ஆதரிங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் பெரிய வேலையெல்லாம் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுறீங்க பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் திட்டிருந்தாலும் கமெண்ட் பண்ணுறீங்க இவ்வளோ தான் பண்ண போகிறீங்க இதை செஞ்சு பண்ணிவிடுங்களேன் ஷேர் பண்ணிவிடுங்களேன் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து பாருங்கள் bye bye from T G